ஹலோ வாங்க இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம் டீ டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்கும் இது வந்து ஒரு சிம்பிள் பக்கோடா இப்போ வந்து கொண்ட கடலை முந்திரி பக்கோடா பண்ண போகிறோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கப்பில் இந்த கப்பில் கொண்ட கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இது நல்லா ஊறி இருக்குது இப்போ இது வந்து நம்ம தண்ணி இருத்துட்டு இது நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஒரு கப் கொண்ட கடலை சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் நான் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நான் தனியாக வந்து மத்தில் நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து முழுசாக போட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது இது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து சப்பாத்தி கட்டையிலையாவது மத்திலையாவது வந்து கொஞ்சம் நசுக்கிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் தேய்ச்சாலே வந்து பாதி பாதியாக ஆகிடும் இது நல்ல வாசனை கொடுக்கும் பக்கோடாக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து நம்ம கொண்ட கடலையை வந்து நல்ல தண்ணி எல்லாம் இருத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து உடச்சிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதே போல் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு வாசனைக்கு தான் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தனியாக உடச்சி வச்சுருக்கிறதும் போட்டுக்கலாம் அரிசி மாவு மிளகா பூண்டு இஞ்சி வெங்காயம் கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கலக்கி நல்லா வந்து எல்லாம் உப்பெல்லாம் கலந்து வர மாதிரி நம்ம கலக்கி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான எண்ணெய் வச்சுருக்கேன் அது காஞ்சிருச்சு இப்போ வந்து நான் வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து பக்கோடா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா தோராயமாக நீங்கள் வடை மாதிரி வந்து வடை பண்ணணும்லாம் வேண்டாம் சும்மா அப்படியே வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து போட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எல்லாம் நல்லா வெந்த பின்னாடி நம்ம எடுத்துடலாம் எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து பொரிச்சிடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நம்ம எடுத்துட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தீச்சிடாதீங்க ஏன்னா வந்து இதில் நம்ம முந்திரி போட்டிருக்கோம் தீச்சிட்டோன்னா அது டேஸ்ட்டு போயிடும் இது பொரியட்டும் இப்போ எல்லாம் பொரிஞ்சு வருது நம்ம வந்து நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் எல்லா சைடும் வந்து நல்லா வே வெந்து நம்ம நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு உள்ளெல்லாம் கூட நல்லா வேகும் நல்லா வாசனை தான் சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பும் போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ பேப்பர் டவல் போட்டு அதில் நம்ம போட்டுடலாம் இதே போல் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணி இதே போல் நம்ம போட்டுடலாம் மிச்சம் இருக்கிற மாவையும் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் இந்த பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலை மாவில் செய்கிற பக்கோடா காட்டிலும் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் போகிறோம் இதையும் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இதே போல் இதே போல் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் கொண்டக்கடலை மு முந்திரி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம முந்திரி போட்டிருக்கிறதுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கொண்டக்கடலை நம்ம அரைச்சி போட்டிருக்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் நிச்சயமாக வந்து செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப டே டேஸ்ட்டாகவே இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ